வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆக்சுவலி சில்வர் மெஹாவில் பார்க்குறோம் ஒன் மினிட் ஷார்ட்டில் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஃபிப்ரவரி எயிட்டீன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகிட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ பைக்கால் வந்தபடி மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு அந்த சிக்ஸ்டி நைன் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட்டில் இருக்குது ஸோ எப்போ இது பிரேக் அவுட் பண்ணாலும் மார்க்கெட் வந்து ஏறும் ப்ரீவியஸ் டே அதாவது ஃபிப்ரவரி செவன்டீன்த் வந்து மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸான வீடியோஸும் வந்து சில்வருக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணி பார்க்கணும்னா channel name NSC commodity trader அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் வீடியோ கீழே கூட நேம் அப்பியர் ஆகும் இது போக நாங்கள் நிஃப்டி அப்புறம் bank nifty crude oil gold இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம் சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதில் போனீங்கன்னா உங்களால் செக் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து செல் கால் ஜென்ரேட் ஆனபடி மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு ஸோ இது லெவன் தேர்ட்டி ஜென்ரேட் ஆகிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் போகலாம் இப்போ என்ன நடந்துச்சுன்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ten o'clock call generate ஆயிருக்கு sixty eight thousand eight seventy ஃபோரில் ஜென்ரேட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டார்கெட் டூவையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு சிக்ஸ்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு நமக்கு இதில் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மேலே வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா sixty eight eight seventy four first target sixty nine thousand forty six so இதில் நமக்கு ஒன் ஃபிஃப்டி மேலே வரும் நம்ம டார்கெட் எய்ம் பண்ணுறது வந்து ஒன் ஃபிஃப்டி தான் அதனால் நமக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் கூட பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா sell call sixty eight seven nought two வந்திருக்கு ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு இதில் ஈஸியாக நம்மளால் one fifty point profit book பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டோட சேர்த்து தான் வந்து மூமெண்ட் வந்து கொடுக்கும் எப்போல்லாம் கொஞ்சம் மார்க்கெட் இறங்குற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் டக்குன்னு செல் கால் ஆகும் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி இப்போ பாருங்கள் இங்கே மேலே ஏறுற மாதிரி இருக்குல்ல ஸோ இங்கே உடனே பைக்காலாம் வந்து சேஞ்ச் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து என்ட்ரிஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரியை எய்ம் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் ஸோ பை கால் செல் கால்னு உங்களுக்கு மாற்றி மாற்றி கால்ஸ் கிடைக்கும் ஸோ அது மூலிமா உங்களால் ஈஸியாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ண முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்திருக்கு அடுத்த காலையில் ஒரு டென் ஓ கிளாக்கே வந்து வந்திருக்கு ஸோ மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணுச்சு அப்படின்னா மாற்றி மாற்றி மூவ் பண்ணல டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி உங்களுக்கு கால்ஸ் வந்து நல்லாவே வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ நம்மளும் பெருசாக டார்கெட் எய்ம் பண்ண போகிறதில்ல ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டின்னு எய்ம் பண்ணுறோம் ஏன்னா இது ஒன் மினிட்ன்றனால நம்ம டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணால் டபுளாக கூட எய்ம் பண்ணலாம் இப்போ அதுக்கு ப்ரீவியஸாக பாருங்கள் கால் அது செவன் ஃபிஃப்டிக்கு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டக் டக்குன்னு குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்திருக்கு செல் கால் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி வரும் உங்களுக்கு வேணுன்ற கால்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு டார்கெட்ஸ் வந்து எய்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணையில் ஈஸியாகவே குயிக்காகவே உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரியணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ